மூணாவது பிரகரணத்துக்கு வந்தாச்சு ஆண்டோ கோபனிடம் காரிகையில ரெண்டு பிரகரணம் முடிஞ்சது மூணாவது பிரகரணம் அத்வைத பிரகடனம் எதுக்காக வந்தது எல்லாம் சொல்லி பிரபஞ்சம் பொய்யானது அப்படிங்கிறத நீங்க தீர்மானம் பண்றதா இருந்தால் ஏதாவது ஒரு யுக்தியை சொல்லி அத்வைதம் பொய்ன்னு சொல்றதுக்கு மனுஷா இருக்கான் இதுவும் பொய்தான் அப்படின்னு சொன்னார் யுக்தியால ஸ்தாபனம் பண்ண முடியும் அதே நம்ம சத்தியம்னு சொல்றதுக்கு யுக்தி தேவையில்லை நியாயமா ஏன்னா அது வந்து எந்த பிரமாணத்தினால சித்திக்கிறதோ அந்த பிரமாணமே அது சத்தியம்னு காண்பிக்கிறது புதுசா ஒரு யுக்திங்கிறது அவசியப்படாது ஆனால் யுக்தியாக சாதிக்கணும்னு நினைச்சா அந்த யுக்தியும் தந்தோம் கண்டனகண்ட காவியத்துல ஸ்ரீஹர்ஷர் ஒரு கேள்வி கலந்து கேட்டாங்க அத்வைதே பின் பிரமாணம் அத்வைதம் சொல்ற என்ன பிரமாணம் அவருடைய முறை வேற எதுவும் அவர் என்ன சொன்னார் பின் பிரமாணம் அப்படின்னு கேட்கறையே இல்லையா அப்ப அத்வைதம் சித்தமாக வச்சிருந்து தானே அதுக்கு பிரமாணத்தை நீ தேட வர அத்வைத பின் பிரமாணம்னு கேட்கிறேன் அப்ப எப்படியோ உனக்கு தெரிஞ்சு போயிருக்கு அத்வைதம்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிரமாணம் என்ன பார்த்து கேள்வி கேட்கிறேன் அப்ப எதனால தெரிஞ்சுதோ அதுதான் பிரமாணம் நான் சொல்றது பிரமாணம் இல்லை ஆக இது நீ பிரமாணம் பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடியே இது சித்தமாயிடுச்சு இது மேல பிரமாணம் பிரச்சனமே தந்துட்டேன் நான் இருக்கேன் அப்படிங்கிறது என்ன பிரமாணம் அப்படின்னு நானே கேட்டேன்னு வச்சுக்கோங்க நீ கேட்கறதே ஒரு பிரமாணம் அவரு நீ இருக்கேன்னு வச்சிருந்தாலும் கேட்கிறேன் இல்லைன்னா கேள்வியே வராது அப்படி அவர் சொல்லு போறார் அதனால பிரமாண பிரச்சனானுபவத்து இதுன்னு ஒரு பிரச்சனை அது போல இதுக்கு ஒன்றும் பிரமாணம் கேட்க வேண்டாம் ஆனால் யுக்தியாலையும் அது சாதிக்க முடியுங்கிறதுக்காக இந்த பிரமாணம் உபாசன் ஆச்சரிக்கோ பிரம்மா ஜாதே பிரம்மன் வர்த்த உற்பத்தே அஜம் சர்வம் තේන இந்த இது சொன்னா தெரிந்து கொள்ளாதவன் பார்க்கும்போது அத்வைத இப்ப ரெண்டே விஷயம் கூட இப்படிதான் சொல்றது அத்வைதத்தை தெரிஞ்சிருந்து இவன் வந்து சரீரத்தை விட்டு போனானே ஆனால் விட்டானே ஆனால் அவன் வந்து கிருதார்த்தம் அதை தெரிஞ்சுக்காமலே சரீரத்தை விட்டுட்டான் அவன் சரீரத்தை விடதான் போறான் சரீரத்தை விட்டுட்டானே ஆனால் அவன் ரொம்ப பரிதாபத்துக்குரியவன் கிருபணம்னு சொல்றான் கிருபணா கிருபணஹா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பதம் தீமன் ரொம்ப தைரியம் பரிதாபத்துக்கு உரியவன் அர்த்தம் அவனை பார்த்து வருத்தப்படலாம் 89 मॉडल में रेल में आप रेल तिरुपन में विरार में आप या रेल में जो करता है ये ट्रेन निकलेगी तो ना ये तिरुपन हम तिरुपन आप बोलना அதனால கார்பண்யம் வராம இருக்கிறதுக்காக அந்த அத்வைதம் அதை வந்து யுக்தியாக நாம சொல்ல போறோம் ஆறு திருமணங்கிறது நம்மள இந்த ஸ்லோகத்தை சொல்றார் உபாசன ஆச்சரியத்தோடு தர்மஹா உபாசனான்னு சொல்லும்போது அந்த ஒரு பேத திருஷ்டி வரும் உபாசகன் உபாசன் உபாசனா அப்படின்னு வரும் யார் உபாசகனா இருக்கானோ அவனை பார்த்து சொல்றது அவன் பாவம் அது ஏன்னு கேட்டா அவங்க பிரம்மம் பாசனை பண்றான் ஆனா பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்க பண்றான்னா தான் வேறு பிரம்மம் வேறுன்னு தெரிஞ்சுக்க பண்றான் இந்த காரணத்தினாலேயே அவன் பரிதாபத்திற்கு உரியவனாகிறான் அதாவது யாரை காட்டிலும் ஆரை பார்த்திருக்கேன் அத்வைதத்திற்கு அத்வைத தியானியாக இருக்கிறானே அவனு அவனுடைய விஷயம் இது எல்லாமே ஒரு ஆசிரியத்திட்டம் தான் ரொம்ப ஒண்ணுமே காப்பாற்றலையே அப்படி இருக்கிறவனை பார்த்திருக்கேன் அதை விட அந்த பிச்சை வாங்காம இருக்கிறவன் மொத்தத்தி இவன் அவனை பார்த்து பரிதாபப்படுவான் ஐயோ பாவம் அவன்கிட்ட கிட்ட ஒண்ணும் இல்லையே ஆனா இவனை விட இன்னும் உயர்ந்த நிலையில இருக்கிறவன் இவனை பார்த்து பரிதாபப்படுவான் அவனை பார்த்துட்டு இவன் இருப்பான் இல்லையா இப்படி பார்க்கறது அந்த அசைந்த நிலையில இருக்கிற அந்த நிலையிலேருந்து பார்க்கும்போது இந்த உபாசனம் இருக்கானே இவன் இருப்பான் ஓங்கார நிர்ணயே உக்கா பிரபஞ்சோபசமா சிவகா அத்வைதா ஆத்மா இது பிரதிஜா மாத்திரேன இதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லியாச்சு முதல் பிரகடனம் வந்து ஆகம பிரகடனம் அதுல ஓங்காரத்துல நிர்ணயம் பண்ணப்பட்டது ஓங்கார ஸ்வரூபத்தை அங்கே ஆத்மாவை பற்றி சொல்லும் போது பரஞ்சோபதமா சிவா அத்வைதா ஆத்மா இது வேற வாழாத சொன்னாரே நிரூபணம் பண்ணலையா விஜயானம் ஆசிரியனம் ஆத்மஸ்வரூபம் இப்பேற்பட்டது அத்வைதம் அப்படின்னு வாயால சொன்னதுதான் எப்படின்னு நிரூபணம் ஆகுது யாதே துவைதம் நருந்தியதே இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிருந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் துவைத்தம்ங்கிறது இல்லவே இல்லை அதனால இது அத்வைத்தம்னு கூட சொல்றது இல்லை துவைதத்தை வச்சுதானே அத்வைத்தம் சொல்றோம் அது வேற தத்திர அதுக்கப்புறம் துவைதாபாவத்து வைதத்த பிரகடனின ஸ்வப்ன மாயா கந்தர்வ நகராதி திருஷ்டாந்தை திருஷ்யத்துவ ஆத்தியந்தவத்வாதி ஹேதுபிகி தர்க்கேணக பிரதிபாதிக்க அந்த ரெண்டாவது பிரச்சனை விஷயம் அத்வைதம் அந்த நிரூபணம் பண்ணினோம் இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் கேட்டு சொல்லி துவைதங்கிறது வாஸ்தவம் கிடையாது அது இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு இப்ப மூணாவது பிரகடனத்துக்கு ஏன் வரும் அத்வைதம் கிம் ஆகமமாற்றேன பிரதிபத்தவியம் ஆகோக்தி கர்மேனாவி ஒரு தர்க்கரசிகன் கேட்பான் அத்வைதம் வந்து ஏதோ யுக்தின்னு ஆழத்துல சொல்லிட்டு அதனால மாத்திரம் நான் ஒத்துக்கணுமா இல்ல யுக்தியால அதை சாதிக்க முடியுமா அது சத்தியம் யுக்தியால சாதிச்சா எனக்கு ஒரு சந்தோஷம் ஓ ஆனந்தம் வந்து அதுக்காக எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா அது ஒரு அப்லாடமா அவனுக்கு அதனால ஆகோஷ்டி கட்டினாப்பி ஆதவன் சொல்லவே சொல்றது அதிகத்தை சொந்த பிரமாணம் அதோடு யுக்தியும் அந்த அதுக்கு உண்டு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அதுக்கு அர்த்தம் சத்தியமே காட்டினா விஞ்ஞானம் நீ எந்த தர்க்கத்தை நம்புறையோ அந்த தர்க்கமே அபேதம் சத்தியங்கிறதையும் காண்பித்து கொடுக்க முடியும் இதுக்கும் யுக்திகள் உண்டு எப்படி எனக்கு அவைகள் மட்டுங்கிறது இது அத்வைத பிரகடனம் ஆரம்பிக்கிறது அதற்காக இந்த அத்வைத பிரகடனம் ஆரம்பிக்கிறது முதல் சோதனை ஒன்றுடன் உபாச உபாசனாதி பேத சர்வம் விதம் எங்க பேதம் வருதோ அங்கேயே அதெல்லாம் பொய்யின் உபாசன் உபாசனன் அப்படின்னு பேதம் வந்தாலே விதம் வைத்திய பிரகடனத்துக்கு விஷயமாயிடும் அது சத்தியம் கேவலச்ச ஆத்மா அத்வய பரமார்த்தா கேவலா அத்வய ஆத்மா இதுதான் பரமார்த்தம் இது இதம் அதீதிய பிரகடனம் இப்ப இதுக்கு முன்னாடி படித்த பிரகடனங்கள்ல இந்த விஷயம் நிரூபிக்கப்பட்டது எதா இதை நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு கேட்டா அந்த உபாசனாசிரியனாக ஏறு திருஷ்டியோடு அவன் இவனை பார்த்தாய் பார்க்கறதே பரிதாபத்திற்குரியவன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் மேல் மேற்பட்ட நிலை இது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது அதுதான் இது எதனா உபாசன ஆசிரியகா உபாசனையை ஆசிரித்து கொண்டு இருப்பவன் ஆசிரிக்கின்றவன் அப்படின்னு அர்த்தமாகும் உபாசனை ஆசிரிக்கிறதுனா என்ன தனக்கு கொடுக்கக்கூடிய காரணம் இந்த உபாசனை தான் அப்படின்னு நம்பி அது அனுஷ்டானம் அறிந்திருக்கிறது உபாதாம் ஆத்மனோம் நோக்கதாத் நேன ஜதஹா உபாதாங்கிரா உபாதோம் மனோ உபாதம் ब्रह्मा கருபாதனந்துவ யதே பிரம்மா இடானேர் வரமானஹ அஜென் பிரம்மா தயரபாதாதி முன்பர் வ ஏ அப்படி நினைக்கிறவ நான் बोलிறேன் என்ன கேட்டா நான் உபாதிகளாக இருக்கேன் ब्रह्माமندي எனக்கு உபாதிக்க வர்ற ஒரு உபாசிய தேவதையாக இருக்கு அதை நான் உபாசனம் பண்ணுவேன்னா அந்த உபாசனையுடைய பலத்தினாலே இந்த சரீரம் போனது கட்டம் எனக்கு மோகங்கிறது கட்டம் மோகங்கிறது பிரம்ம பிராப்தி தான் பிரம்ம பிராப்தின்னு சொன்னா முன்னாடியே இருக்கிற பிரம்மம் தான் அது என்ன பிரம்ம பிராப்தின்னு சொன்னா இப்ப ஜாதே பிரம்மன் வர்த்தது இப்ப ஜாதம் பிரம்மா அப்ப அஜன் பிரம்மா தியாகம் அஜாகங்கிறது அர்த்தமா இருக்கும் இறக்கக்கூடிய பிரம்மம் இறக்காத பிரம்மம் ஜாயதே இஜம் ந ஜாயதே இது இறக்காத பிரம்மம் இறக்கிற பிரம்மம் இப்போ பிரம்மம் தான் ஆனா இறக்கிற பிரம்மமா நான் இருக்கேன் இந்த உபாசனையோட பலத்தினாலே ஆனா ஒரு பலமாக இறக்காத பிரம்மத்தை அடைகிறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இப்ப ஏதோ ஜென்ம மரணங்கள்லாம் இருந்துட்டு இருக்கியா மோட்சத்துல இருக்கிறாரு ஆகையால ஜாதே பிரம்மணி வர்த்ததே இதுக்கு நேர நான் உபாசனையாக அஜன் பிரம்ம பிரதிபக்தியே சரீர பாட்டா ஊர்தம் இது ஒண்ணு இப்படி அவன் நினைச்சுக்கிறான் அதே மாதிரி பிராட் உற்பத்தேற்ற அஜனிடம் சர்வம் அகங்க வேதாத்மகா அகம் பிராகுற்பத்தேவே பிராகுற்பத்தேகனா இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடின்னு இந்த பிரபஞ்சம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு சொன்னா அந்த அஜம் பிரம்ம தான் இருந்தது அதுவும் இதம் சர்வம் அகஞ்ச எல்லாமே அந்த அஜம் பிரம்ம தான் பிரபஞ்சம் முன்னாடி சதைவ சோமி இதை வந்து ஆச்சு இந்த பிரபஞ்சம் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்டா அந்த பிரம்மமா தான் இருந்தது பிரபஞ்சம் இல்லை நானும் பிரம்மமா தான் இருந்தேன் அப்ப நான் செய்தி வரல அதனால இதம் சர்வம் அகஞ்ச எல்லாமே அந்த அஜம் பிரம்மமா தான் இருந்தது எதாத்மகோகம் பிராதிபத்தேகு இப்போ அந்த மாதிரி அதிபிரமமாக இருந்த நான் இந்த பிரபஞ்சம் வந்த நிலையில நான் ஏதோ தனியா வந்துட்டேன் அந்த அகிலேருந்து விபரீதம் திரும்பி வரா மாதிரி ஒரு செருக்கு திரும்பி வரா மாதிரி திரும்பி வந்துட்டேன் இந்த உபாசனைனா பண்ணேன்னா மறுபடியும் அங்கே போயிட்டு வந்துருவேன் அது அபிப்பிராயம் இதானி ஜாதகம் ஜாதே பிரம்மணிக்கு வர்த்தமானமா உபாசனையா குணத்ததேவம் பிரதிபத்தியே நான் ஏற்கனவே இருந்த அந்த நிலைக்கு சொல்லுவேன் அதுக்கு எனக்கு இந்த உபாசனை கை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறவன் இருக்கானே இவன் தான் உபாசனாசிரியா கர்மஹானு இதுதான் கர்மஹாங்கிற சப்தம் அந்த ஜீவாத்மாவை புரிஞ்சு சாதகனாக இருக்கிறவன் தர்மஹா சாதகா அவரிடத்துல ஏவம் தர்மான் பிருகஸ்பத்தின் தானேவானு விசாரதி அப்படின்னு கட்டோடு இருக்கிறது அந்த கர்மான்னா ஆத்மாக்களை ஜீவாத்மாக்களை எடுத்துக்கும் ஆத்மாவை சின்ன சின்னமாக ஒவ்வொரு இருக்கிற ஆத்மா அந்த சரீரத்தில் வேற ஆத்மா ஒவ்வொரு சரீரத்துக்கும் தனித்தனியா ஆத்மா இருக்கு அப்படின்னு வேதத்தை வாக்கியம் இருக்கானே அவன் அந்த வேதத்திலே விநாசத்தை அடைகிறான்னு சொல்றது கர்மகத்தம் இந்த மாதிரி ஜீவாத்மாங்கிற இடத்துல பிரயோகம் ஆகிருக்கு இங்கே அதே மாதிரிதான் சாதகா இது உபாசனையை இருக்கக்கூடிய சாதகனாக வந்து

அந்த ஆச்சாரியனான வந்து உபதேசம் பண்ணிட்டு எரி மண்ணியத்தை அவன் எப்படி தெரிஞ்சுட்டா விஷயம் கையா தெரிஞ்சானா இல்லையானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்கறது எரி மண்ணியத்தை வேதேதி அப்படின்னா தக்ரமேவாபிமூலம் அல்பம் மூலம் தொம் தேச பிரம்மணோ ரூபம் நான் உனக்கு பிரம்மத்தை உபதேசம் பண்ணேன் நான் உபதேசம் பண்ணிட்டு உனக்கு நன்னா புரிஞ்சது அதனால நான் இப்போ நன்றாக பிரம்மத்தை அறியேன் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இருக்குமானால் அப்போ உனக்கு பிரம்மமே தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நீ பிரம்மத்தை சின்ன ரூபத்தை தான் தெரிஞ்சுட்டு பரிச்சின்னமான ரூபத்தை தெரிஞ்சுட்டு என்னன்றவர் இந்த பிரம்மனுக்கு அல்ப பிரம்ம இருக்கு தெரியாத பிரம்ம இருக்கு இல்லை ஏன் அப்படி ஏன்னா நான் நீ புரிஞ்சுக்கிறவனா புரிஞ்சுக்கிறவனாகவும் நீ சொல்கின்ற விஷயமாகவும் பிரம்மத்தை சின்னமாக்கி விட்டேன் ஒழியே அப்ப எனக்கு வஸ்து சேதம் வஸ்து பரிச்சேதம்னு ஒண்ணு வந்துவிட்டே அப்ப அதை புரிஞ்சு கொடுத்தா உன்னோட பிரம்மம் அதனால அது பிரம்மமாகாது பிரம்மம்னு சொன்னா திருக பரிச்சேத புண்ணியம் எந்த இடத்துலையும் அதை வந்து கொடுக்காது வெறும் அதை அடைக்க முடியாது காலம் தேசம் வஸ்து அதனால அப்படி புரிஞ்சுக்கிறது பதில் நான் தனியா தன்னை தனியா வச்சுன்னு நீங்க அதை புரிஞ்சுட்டேன்னு சொன்னா அப்ப நீ வந்து சின்ன பிரம்ம அளையன் திருத்ரமாய் இந்த பகவான் ஆற்றிய உபாகரையை ஆற்றியிருக்கிறவன் நான் ஆவரன் நான் உபாதன் நாடா அவருடைய எرجனார் அப்படி நினைச்சறோமே ஆகையால் திருத்ரமாய் தேராகு காரணனா பகமா வினா கோமானே வேண்டியது அந்த அடையையில தான் ஆல்பகத்தில் தான் அறிவும் புரிதினாரே ஏப்பா யார் யார் இருக்கிறானே திருமண சம்பந்தமே நாமரா ராமாலே बताத வேண்டியாயே நம்ம பாயத்துன்னா ரொம்ப ஒசி கேங்க ஒரு கலை நிய உபாத நோபாகம் மண்டல உபார்னா இல்ல சாதாரணமா இருக்கிறவங்கள பாக்கறதுல ரொம்பவே இருக்கான் ஒரு ராディயா ஆதியன் வந்தடையத்தி தி மஹாத்ரதி சென்டரா அவள பாக்க அவளுடைய ஞானத்தை பாக்கறதுல ரொம்பவே இருக்கான் அந்த தூரிய லவன் தர்ம இங்கயோட பண்ணி जायेगा அப்படின்னு சொல்றாங்க அந்த வித்யோகம் அப்படின்னு சொல்லி கர்மயோகத்தை சொல்றாங்க ஏன்னா அந்த அதுதான் முன்னாடி சொன்னது கர்மயோகம் அதாவது பலத்துல ஆகும் இல்லாமல் ஈஸ்வரார்ப்பண புத்தியா கத்திரக்கு இல்லாமல் பெரிய இது இல்லையா அழகான கர்ம யோகம் இந்த கர்மயோகத்தை காட்டிலும் கர்மா योगनियाङ्गेन कर्म அதற்காக செய்யக்கூடிய அந்த கர்மாவானது தூரேன அவரம்பி அவரம்னா ரொம்ப கீழ்பட்டது ரொம்ப ரொம்ப ரொம்ப கீழ்பட்டது தூரேன அவரம்பி சந்தேகம் இல்லாம நிச்சயம் எப்படி செய்யப்பட்டதாகும் இந்த பாட்டு இருக்கிறா இந்த கர்ம யோகம்னு அனுஷ்டானத்தை பார்க்கறது அதை பார்த்தா அதனுடைய பலத்தையும் இதனுடைய பலத்தையும் பார்த்துட்டு ரொம்ப அபரிதானம் ஏழு வருஷமா வித்தியாசம் அதனால ரொம்ப கிளியர் இருக்கு ஆனா ஒண்ணுமே இல்லாத இருக்காங்க ஒரு அனுஷ்டானம் இல்லாது சாஸ்திரிய அனுஷ்டானம் இல்லாம வரலாற்று அவற்றுக்காக அந்த சாஸ்திரிய தர்ம அனுஷ்டானம் பண்றவங்க ரொம்ப ஒத்துக்கு அப்ப அவரே தர்மம் நல்ல சொல்ல மாட்டார் நீ அவசியம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணும் பண்ணாதான் தோஷம் அதனால பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அது திருஷ்டி செய்யறதை வச்சுதான் அந்த அவருக்கு ஏன்னா சாஸ்திர விஷயமான தர்மம் அவரும் அப்படின்னு சொல்ல மாட்டார் இதை பார்க்கறதே அது பேரும் அந்த விதத்துல இந்த உபாசகரை நாம ஏதோ ரொம்ப நின்று பண்ணிட்டோம் அதனால ரொம்ப பாருமே எல்லாம் ரொம்ப மோசம் தப்பு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க அது எந்த இருந்தா ஆனா இந்த பிரம்ம ஞானம் அத்வைத பிரம்ம ஞானங்கிறத பார்க்கும் போது இது ரொம்ப தூரமான விவரம் அல்பகஸ்மிருதா நித்திய அஜ பிரம்மதர்ஷினியே மகாத்மதியும் நித்திய यद्वाचा अनभ्यनिकम् येन वादभ्युज्यते கலவதாரம் ஏனோ கலவதார சாட்சியை சொல்லலாம் அதனால கலவதார சொல்றார் அது என்ன சொல்லிருக்கு வாக்குனால எந்த அந்த பிரம்மத்தை பிரகாசனம் பண்ண முடியாது ஆனா வாக்கு தன்னுடைய விஷயத்தை பிரகாசனம் பண்றது அதுக்கு அந்த சக்தியை கொடுக்கறது பிரம்மம் தான் ஏனவாக அபிஜியதே அது இல்லாத வாக்கு ஒண்ணும் பண்ண முடியாது அதுதான் பிரம்மம்னு நீ புரிஞ்சுக்கோங்க எது வாக்குனால எது அறியப்படுறதோ அது இல்லை வாக்குனால வாக்கு மற்ற விஷயங்களை தெரிவிக்கிறது சத்திய எதிரேந்து பெற்றதோ அது வேறவாக அபிரியதே அதே பிரம்மத்துவம் விதி நேரங்களில் இதம் உபாசது இதம் அப்படின்னு சொல்லி உபாசனம் பண்றாரு பாட்டு கர்மத்துக்கு காரணமா வச்சு அதை வந்து பிரம்மம் நினைக்கிறாரு நினைச்சதா அந்த பிரம்மம் தாழ்வு அடுத்த ஸ்லோகம் அதோ பக்ஷ்யாமி அகார்பண்யம் அஜாதி சமதானிகதம் யதா நிஜாயதே கிஞ்சித் ஜாயமானம் சமந்ததா இப்ப இது கார்பண்யம்னு சொன்னா அகார்பண்யம் இதுக்கு நேரு விபரீதம் அதன் பிரம்மா இது அகார்பண்யம் அதை सवाक्याभ्यन्तरम् अयम् आत्मानम् प्रतिपत्तुम् अशक्नुवन्ति अविद्यया दीनम् आत्मानम् मन्यमानः जातोऽहम् जाते ब्रह्मणि वर्ते तदुपासनाश्रितस्थम् ब्रह्म इत्येवम् प्रतिपन्नः कृपणो भवति यस्मात् प्रतिकरणादि कृपणाग्रान् ஏன்னு கேட்டால் அவனால அந்த மகான்களால் மகாத்மாக்கள் தெரிந்து கொண்ட பிரம்மத்தை அக பிரம்மத்தை தெரிந்து கொள்ள சக்தி இல்லாததால முடியல தெரிந்து கொள்ள முடியல பிரதிபத்தும் அசத்ருவன் சதாச்சாரம் அகம் ஆத்மானம் பிரதிபத்தும் அசத்ருவன் அவனால் முடியல அதனால என்ன பண்றான் நமக்கு முழுமையாக பண்ணுவோங்கிறான் அவித்யா ஈனமாத்மானம் மன்யமானஹா ஜாதோகம் ஜாதே பிரம்மை வர்த்தே கல்பாசனாஸ்திரிதன் பிரம்ம பிரதிபத்தே கிருபணம் அப்படின்னு சொன்னதுனாலேயே வேந்திரவர் தேயதெற்குறனை விதாகறவும் அப்படினா இந்த தார்பழம் இல்லான நிலையது அப்படினே அத சொல்றேன் கே. அடோ வக்ஷானி ஆதார்பண்யம் ஆற்றுபணாவம் ஆகயம் பிரம்மா அதையெல்லாம் நான் அரைவே சொல்லப்போம் ததி தார்பண்ய ஆத்மதன் எதென்னோயே பிரச்சதி அன்னோயே பிரச்சளோதி அன்னஹா அன்னதிதாகிததந்தம் மத்யந்ததே வாதாயன்ம ஹீகாரம் நாமமே கித்யாதி சிந்திச்சா அதுதான் தாற்பயம் தாற்பயம் எந்த பிரம்மத்துல இருக்கணும்னு கேட்டா எங்க அந்நா அந்நத்து பசியதி அந்த தாற்பயம் அந்நா அந்நத் பசியதி அந்த பேரும் போயிட்டோம்னு சொன்னா அப்ப அதார்ப்பணம் இதுதான் வித்தியாசம் அதன் பிரம்ம அத அதுபணம் ஜம்னு வச்சிருந்தோம்னா அப்ப வந்து தாற்பயம் வந்துடும் அதுதான் பூமான்னு சொல்றது ඒක අන්‍යෝන්‍ය ප්‍රතිදී සරලකෝණිකව. ඒක නාම්‍ය ප්‍රතිදී නාම්‍ය ක්‍රමෝකේ නාම්‍ය දිනාවේ සහ භූමා. අර ඔබ විශ්ය. எங்கே பாட்ட ஆரம்பிச்சுட்டானோ அது வேற இது வேறங்க அங்கேயே அல்பமா போயிட்டு அப்படின்னு அல்பமா இருக்கு மத்தியம் தரும் வாதாரமனம் விசாரம் மத்தியாச்சுன்னா அந்த மத்தியத்தோட இல்லை வாதாரமனம் விசாரம் நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிச்சயம் இதுக்கு விபரீதமா இருக்கக்கூடியது சத்தியம் තද විපරීතම් සවාක්‍යයන් හංකරම් අගම් ආකාරපණයෙන් භූමාර්ථයෙන් බ්‍රහ්මා භූමාන් සංගෝධිතුලකව අංග බ්‍රහ්මන්දා අගම් සවාක්‍යයන් හංකරම් කරනවා අනුදාන අර වාක්‍යම අනුදාන ආන්තරම අනුදාන සවාක්‍යයන් හංකරම අරුදු වාක්‍යම ආන්තරම ඉතුන අර්ථමිල සවාක්‍යයන් හංකරම වාක්‍යයන් ආන්තරම කියන සලකුඩි எல்லாமே அதுதான் சர்வாத்மாவா இருக்குன்னு சொன்னா அதுவும் அவாசையாக இருக்கான் இப்பேற்பட்ட பிரம்மா இருக்கு அது ஆ கார்பண்யம் கார்பண்யம் இல்லாதது எற்றாசிய அவித்யாகிருத சர்வ கார்பண்ய நிவர்த்தி அகார்பண்யம் பக்ஷாமி இந்த பிரம்மத்தை தெரிந்து கொண்டால்தான் இது அடைந்தால்தான் அகார்பண்யங்கிறது நிவர்த்தியாகும் சாதனைக்கு கருத்து அகார்பண்யம் போகணும் இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அதுதான் அந்த பிரம்மத்துக்கு இன்னொரு விசேஷம் அஜாதி அஜாதினா என்ன அவித்தியமான ஜாதி ரத்திய ஜாதினா ஜனனம்னு அப்படிங்கிற அஜம்னு சொன்னதும் அஜாதின்னு சொன்னதும் ஒரே பிரம்மத்துக்கு ஜன்மா இல்லை ஜனனங்கிறது கிடையாது சுத்தத்து இல்லாத அந்த பிரம்மம் அதங்கிறது அஜாதிங்கிறது ஒண்ணு அது மாத்திரம் இல்லையா அதுக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா சமகாமி கதம் சர்வசாமியம் கதம் வித்தியாசமே இல்லாததுன்னு சமகாங்கதம் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை ஏன் அப்படி தஸ்மாத் அவயவ வைஷமியாபாவா அது வித்தியாசப்படுறதுக்கு காரணம் இல்லை அவரண வைஷமியம் இல்லை உண வைஷமியம் இல்லை வித்தியாசம் முன்னாடி அப்படி இருக்குது இப்ப அப்படி இருக்கு இங்க அப்படி இருக்கு அங்க அப்படி இருக்கு அப்படின்னு வித்தியாசம் பண்றதுக்கு ஒரு காரணமும் இல்லைன்னு சொன்னா அப்ப எப்படி யாருக்கும் சமமா தான் இருந்தாங்க ஒரே விதமா தான் இருந்தாங்க அவயவ வைஷமியா ஆவா எது சாவயவம் வஸ்து அவயவம் வைஷமியம் கட்சது ஜாயதே இது உச்சதே சாவயவ வஸ்துவோட கூட அந்த அவயவத்தினுடைய பூர்வாதத்தையே நாம பார்க்க முடியும் இப்போ வஸ்திரம் அப்படின்னு எடுத்திருந்தோம்னா அது பல நூல்கள் சேர்ந்து வஸ்திரமாக வந்து இதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும் நினைக்க முடியும் முன்னாடி எப்படி இருந்தது வஸ்திரம் இல்லை ஆனால் நூலாக இருந்தது இந்த நூல்கள்ல அந்த சூத்திரனுக்கு அந்த சம்பந்தங்கள் ஏற்பட்டது அதாவது புலாலன் பணினத்தால அந்த ஒரு சன்யோகம் கல்வி சன்யோகங்கிறது ஏற்பட்டது அந்த சன்யோகம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் படங்கிறது உண்டானது அப்ப அந்த அவயவத்தில் ஒரு வித்தியாசம் ஏற்படக்கூடியதானே வஸ்திரமாச்சு அதுக்கு முன்னாடி வெறும் நூலா இருக்கும்போது வஸ்திரமா இல்லையோ அதனால அவயவங்கள்ல வைஷமியம் வந்து எப்போ இந்த படமாக அது உருவெடுத்ததோ அப்பதான் படகா ஜாயகை அப்படின்னு சொல்லி நூலை வர்ணம் வச்சுட்டு இருந்தோம்னா பதவ ஜாயகை கிடையாது அந்த அவயவங்கள்லாம் இந்த விதத்துல மாறணும் அப்ப நிச்சயமாக அவயவங்கள்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது புதுசா ஒரு அவயவி பிறக்கிறது அப்படின்னு சொல்றோம் இதற்கு நிறவயவத்வா அமதாங்கடம் இந்த சொத்துக்கு நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிஷ்கலம்னா அவயவம் இல்லாததுன்னு இரவயவம் அதனால இதுக்கு ஒன்றும் வலிசந்தம் வர்றதுக்கு காரணம் இல்லை அமதாங்கடம் கழிச்சில் அவயவை குடல் இது என்னன்னா பார்த்தா உண்டானதுக்கு அப்புறம் விசாரத்தை அறியறது அப்படின்னு பார்க்கணும் நான் சொன்னது கால் உற்பத்தி படம் வந்ததுக்கு அப்புறம் அது முழுசா இருந்தது அதுக்கப்புறம் என்னாச்சு ஒரு இடத்துல கொஞ்சமா பத்தா இருக்கு இப்ப என்னாச்சு இந்த இருந்ததை விட இது வந்து சின்னதா கொடுத்துருந்ததா பிறக்கும் போது எந்த ஒரு சுரூபத்துல இருந்ததோ அப்படி இல்லை இப்ப அதை விட சின்னதா போச்சு இது ஒரு விசாரம் எப்படியாவது அதனுடைய அவயவம் கொஞ்சம் அதுலேருந்து கிளம்பி தனியா போயிட்டு போனதுனாலே இது சின்னதா போயிட்டு புரிஞ்சு போச்சு இதுதான் அவயவே இது அவயவம் இருந்தாலும் இவருக்கு வளர்ந்து பிரம்மம் நிரவயவமானதுனாலே அவயவங்கள்லாம் கொஞ்சம் காணாம போனதுனால இது குறைஞ்சு போய் ஒரு விசாரத்தை சொல்ல முடியாது கழித்து அவயவைக்கு புகட்டி அதான் ஜாதி ஜென்மா இல்லாதது ஆ கார்பண்யம் பார்ப்பது சமந்தா சமந்ததா எல்லா பக்கமும் இருக்கக்கூடியது இந்த இந்த கொஞ்சம் கூட அந்த கொஞ்சம் வித்தியாசம் கிடையவே கிடையாது ஜாயதேன்னு தோன்றது அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் அவித்யா இருக்கு ரஜு சர்ப்பவத்து அவித்யான்கృత दृष्टியாாயமானும் அவித்யான்கృత மாயையானாயாயதே அம்பவாம் ஆத்மமாயயா எரகோபஹோயினே வெடிதானே ஜெர்மானி எலருவ ஆ ஆ எல்லாமே மாயையானது இந்த மாயையான வரக்கூடிய தெரு கூடி ஜென்மமாகு விட்டு நீங்கள் தர்மம் பார்க்கலனால் मजाவே இல்லை வாட்கை அவித்யான்கృత दृष्टியாாயமானும் ஏன பிரகாரேன ந ஜாயதே அதுக்கு ந ஜாயதேங்கிற இந்த அம்சம் இருக்கு அதை வந்து நான் சொல்ல போறேன் நிரூபணம் பண்ண போறேன் சர்வசா அஜமேவ பிரம்ம பவதி ததா தம் பிரகாரம் செய்யணும் இத்தியர்த்தா நான் சொல்றேன் கேட்டுவோம் முதல்ல திருஷ்டாந்த புரஸ்தரமாக மனசுல ஏற்கிறார் ஆத்மாஹி ஆகாசவது ஜீவை அகாகாசே நிரோதிதா அத்வைத சங்காதை யாதோ மூணு ஸ்லோகம் நாலு ஸ்லோகம்னா இருக்குல்ல நாலு முதல் ஜனன ஜனன விஷயத்துல மூணு ஸ்லோகம் இது ஆகாசத்தை திருஷ்டாந்தமா வச்சு நமக்கு போதிக்கிறார் ஆத்மா உண்டாகிறதா இல்லையான்னு நம்ம வாயாலே சொல்லிருக்கிறார் உண்டாகலேன்னு சொல்லணும் ஆகாசவது கடகாசைங்கிறத பார்த்தோம் கடம் உண்டாகும் போது அந்த கடத்துல ஆகாசம் இருக்கு கடாகாசம்னு அதை சொல்லுவோம் அது உண்டானதா உண்டாக இல்லையா எப்படி சொல்றது நான் எதை சொல்றேனோ அந்த கடாகாசம் கடம் வரதுக்கு முன்னாடி இருந்ததோ

தேகம்தான் பிறக்கிறது நமக்கு தெரிஞ்சு தேகம் பிறக்கிறது ஆனா நாங்க என்ன பண்றோம் அதோட சேர்த்து விடுறோம் ஆத்மாவை சேர்த்தாச்சுன்னா ஆத்மா பிறகு ஜீவாத்மா பிறகு ஜீவாத்மாவுக்கு பிறப்பு அப்படிங்கிறது என்ன அதனுடைய தேகத்தினுடைய பிறப்பு ஜீவாத்மாவுடைய பிறப்பாக ஆகிறது அது விவேகம் இல்லாததானே இது முக்கியமா இருக்கும் விவேகம் வந்தா ஜீவாத்மா பிறக்கல தேகம் தான் பிறந்தது அப்படின்னு வரும் விவேகம் இல்லாத தேகத்தோடு சேர்த்து அதுவும் பிறந்தது இப்படிதான் ஜீவாத்மாவுக்கு பிறப்பு அப்ப மிதமான பிறப்பு இல்ல மூணு இருக்கிற உற்பத்தியை வச்சு இதுக்கு உற்பத்தி சொன்னான் இதே மாதிரிதான் இறப்பு கூட விநாயகங்கிறது கூட இதே கதைதான் அந்த தேகம் இறந்து போறதுங்கிறதுனால இவன் வறந்து போனதாக போகும் ஆத்மாஹி ஆகாசவது தீவைகி கதாகாசை இவ உதிதா கடாவிவச்ச சந்தாகைகி ஜாத்தௌ ஏதன் விதர்சனம் ஆத்மாவுடைய பிறப்புக்கு இது ஒரு திருஷ்டாந்தம் எப்படி அது பிறக்கிறது புரிஞ்சுக்கிறது அஜாத்தும் பிரம்மா அதார்பண்யம் பக்ஷியாமி இது பிரதிஜாகம் இரண்டாவது ஸ்லோகத்துல அந்த பிரம்மத்தை சொல்ல போறேன் ஆர்பண்யம் இல்லாத பிரம்மத்தை சொல்றாங்க பிரத்தியம் பண்ணிட்டார் இல்லையா இதை நாம புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் வரும் திருஷ்டாந்தம் வேணும் ஏதும் திருஷ்டாந்தங்க வகையாமி முதல்ல திருஷ்டாந்தத்தை கொண்டு வரேன் அதுக்கப்புறம் ஹேத்துவை கொடுக்குறேன் இதை ரெண்டையும் வச்சுட்டு சாத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்க வேண்டும் ஆத்மா பரமா இந்த ஆத்மான பரமாத்மான்னு ஒரே ஆத்மா ஜீவஸ்மா ஆகாசவது சூக்மஹா நிரவயவா சர்வஜதா ஆகாசவது இந்த ஸ்லோகத்துல பாஷ்யக்காரர்கள் எல்லாத்துக்குமே தான் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு விதிகளான இந்த பதம் இருக்கு பார்த்தீங்களா இந்த சப்தம் ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த தாது பின்னமா இருக்கு இந்த வதத்தி பேசுகிறான் அப்படின்னு ஒரு சொல்றாங்க இந்த வருதாத்துக்கு நீங்க அந்த சப்ரதேசத்துல ரூபம் என்னன்னா உங்ககிட்ட வாங்குவது அதாவது சொல்லப்படு படு படுகிறது அப்படின்னு ஆத்மா சொல்லப்படுகிறான் வரகாவிலேயே வந்தார் இதே உரிதாக இன்னொரு தர்கா பிரிக்கலாம் இதகா இதே விதய விதயமாகிறான் உற்பத்தியாக அதாவது இது உண்டாகும் போது அது எங்காகிறது அப்படின்னு உண்டாகிறான் அப்படிங்கிற அர்த்தம் உத்தகான்னு முதல்ல அர்த்தம் வரகாவிலேருந்து வந்தா உத்தகா சொல்லப்பட்டது ஜீவர்கள்னாலே இப்படி சொல்லப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து ரெண்டும் வச்சது வியாக்கியானம் பண்றார் ఆత్మ పరహా హి యప హ సనగతా సర్వే కుక ఇది ఎల్లరులు చెప్ற ఆదగవ తర్వేద చింతహార కొడ్రాలియా ఇరవేవహ కుపహ సర్వగతః ఇక్కడ ఇది ఆకాశం కొడ్ర ఆకాశమే ఇదే మారదా ఇరవేవహ కుపహ ఆకాశిత్రోవ అవయరంగన ఉని చెయిలే కుక ఆరే చెప్ற దిఏతి క్షేత్రజ్ఞాని అంధలై క్షేత్రజ్ఞాన కే వివేకం గదా லடாகாசத்துள்ளி இந்த ஜீவன்கள்லாம் எப்படின்னா லடாகாசம் மாதிரி பரமாத்மாங்கிறது கருமாகாசம் மாதிரி மகாகாசம் மாதிரி இந்த கதாகாசம் மாதிரி இருக்கக்கூடிய ஜீவன்கள் பரமாத்மாவை ஆகாசத்தை பற்றி ஆறு இவன் சொல்றான் இது முதல்ல முதல் உதிதா உத்தகா ఆగాతత్వన అంత పరమాత్మ ആയി കേ അന്ത పరമാത്മാ എടാഗാതത്വ ആയിരിക്കു പോയ పరമാത്മാന്റെ നാളെ ആത്മാത്വ നാളെ ആഗാതത്വ രിന്ദ ആയി കേ அப்படி சொல்றாரு. அப்படிనే നമ്മൾ electroweak ആണ്. അങ്ങനവ മനസ്സിലായി. ഗഗാതതി ഇതിย Yatha ആഗാതഃ ഉദിതഃ ഉത്പന്നഃ তথা ಪರః ജീവാത് കധി ഉത്പന്നഃ ஆகாசம் உண்டானதை காண்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கடாகாசத்தை காண்பித்து இதுவாறு கடாகாசம் இந்த ஆகாசம் என்னது உண்டாயிருக்கா கொடுக்கலாம் கடாகாசமாக அந்த ஆகாசம் உண்டானது ஆகாசங்கிற ரூபத்தில் அது உண்டாகல முன்னாடியிலிருந்தே அனாதியா இருக்கு இந்த கடாகாசம் அப்படின்னு சொல்றதுக்கு அது இப்போது உண்டாயிருக்கு இந்த ரூபத்துல உண்டாகுது இதே மாதிரி அந்த பரகா ஆத்மா ஜீவாத்ம ரூபத்துல உண்டாகிறது சதாகாசம் போன்று ஜீவாத்ம ரூபத்தில் அது உண்டாகிறது ஜீவாத்மனான் பரஸ்மா ஆத்மனா உற்பத்தி யா வேதாந்தேஷு சா மகாஜாசாத்து கடாகாச உற்பத்தி சமா இல்ல பரமார்த்ததா அபிப்பிராயா அப்படின்னு சொல்லி தாத்பரியமே வேதாந்தத்தில் சில இடத்துல ஜீவாத்மாக்கள் கூட பரமாத்மாவிடத்தில் இருந்துதான் இல்லாதி வந்திருக்கின்றன அப்படின்னு வாக்கம் இருக்கு ஒரு அகிலிருந்து எப்படி பொறிகள் நிறைய பறந்து பிரிந்து வருதோ அதன் போல இந்த பரமாத்மாவிலேருந்து தான் விஸ்வலிங்க விற்காந்தேல எல்லா ஜீவாத்மாக்களும் வழிவந்திருக்கு அப்படின்னு சொல்றது புரிஞ்சு இருக்கு அப்ப அங்க வந்து ஜீவாத்மாவுக்கே உற்பத்தி சொல்றது அந்த உற்பத்தி எப்படின்னு கேட்டா மகாகாசத்திலேருந்து கதாகாசங்கள்லாம் உண்டாகி வெளியில வந்தா மாதிரி கதம் நிறைய இடம் உண்டாகும் போது கதாகாசம் உண்டாகிற மாதிரி நிறைய உபாதிகள் வரக்க ஜீவாத்மாக்கள் வந்துவிடும் ஜீவோபாதிகள் வரும்போது அப்படின்னு சொல்றதுன்னா பரமார்த்தகாய் பெருப்பிராயா அது உண்மையான உற்பத்தி கிடையாது தஸ்மாதேவ ஆகாஷா கடாதய கண்டாதாக யதா உற்பத்தியந்தே ஏவம் ஆகாஷஸ்தானீயா பரமாத்மனா பிருத்திவியாதி பூதகண்டாதாக आध्यात्मिकाश्च कार्यकरणलक्षणाः विकल्पिताः जायन्ते अतः उच्यते सन्धातुः ஒரு நாம பார்த்தோம் ஆகாசம் நிஜமா கதாகாசம் வரும்போது அதே மாதிரி ஜீவாத்மா ஜீவாத்ம ரூபத்தில் பரமாத்மா நிஜமா உண்டாகலே உபாதி வச்சுதான் சொல்லணும் அதே மாதிரி இந்த உபாதியை வச்சு பார்க்கும்போது உபாதி நிஜமா உண்டானது இந்த கடங்கிறது இருக்கு கதா காட்டம் விட்டுடுங்க கடமானது அந்த இடத்துல நிஜமா உண்டானது அது உண்டானதுனால கதா காட்டத்தை நம்ம உண்டானதாக சொல்லுவோம் அந்த மாதிரி இங்கே இந்த ஜீவாத்மா உண்டாகிறதுக்கு காரணமா இருந்த உபாதி எது ஆகாசத்தில் கதம் போல ஜீவாத்மாவுக்கு இருக்கிறது என்ன காரியகரண சந்தானம் పారికరణ సంఘాతం మాత్రమే அது బాహ్య మాంతరమే రెండా తిరుగుతుంది ప్రతివ్యాధి భూత సంఘాతా ఆధ్యాత్మికార్థ కార్యకరణ இந்திரியம் சரீரம் உபயோகப்படுத்தக்கூடிய வெளியில இருக்கிற விஷயங்கள்லாம் பாக்கியம் இந்த சங்காதங்கள்லாம் இருக்கு இது எல்லாமே அந்த பரமாத்மாவிடத்திலிருந்து உண்டாகி இருக்கு அதம் ஆகாசத்திலிருந்து உண்டானது அப்படின்னு சொன்னா தெரியாது இது இது உண்டாது இல்லையா மண்ணால் என்ன பண்ணலாம் மண்ணில உண்டாது ஆகாயத்துல உண்டாருக்குன்னு ஒரு பகை சொல்றாரு அப்படின்னு தோணுது இல்லையா மூல காரணம் ஆகாசாத் வாயு ஆயோர் அக்னி அக்னே ராமஹா அப்யம் பிருத்திவி பிருத்திவியாக இப்ப அப்படிதானே வரணும் இப்படி வரும்போது மூல காரணமா இருக்கு ஆகாசம் அப்ப ஆகாசத்திலே வந்துட்டு சொல்லலாம் அந்த மாதிரி அராதிரட்ட சங்காதையே உதிதா யதா மந்தபுத்தி பிரதிபாதயிஷயா நித்யா ஆத்மனோ ஜாதி உச்சியதே ஜீவாதீனாம் ததா அப்போது இந்த நிதர்சனமா இந்த திருஷ்டாந்தத்தை எடுத்துக்கணுமா மந்தபுத்தி அதாவது சுமாரான புத்தி உள்ளவர்களுக்கு ஆத்ம தத்துவத்தை புரிய வைக்கிறதுக்காக ஸ்ருதியானது இது புரிய வைக்கிறதுக்காக நீ சொல்றாங்க புரிய வைக்க வேண்டியது என்னன்னா அந்த பரமாத்மா தான் நீ அப்படிங்கிறது புரிய வைக்கணும் பரமாத்மாவே நீ சொன்ன கெடாதுன்னு ஏற்றுக்கவே முடியாது அப்ப என்ன பண்ணணும் பரமாத்மாவிலேருந்து வந்தவன் தானே நீ திருப்பி வந்தவன் தானே அதுலேருந்து உண்டானது தானே நீ உடைய சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன ஓ அப்படியா அப்படின்னா ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக மகாகாசத்திலேருந்து வந்த கடாகாசம் எப்படி ஒன்றும் நெருப்புலேருந்து வந்த பொறி எப்படி நெருப்போம் அதே மாதிரி பிரம்மத்திலேட்டு வந்து நீ பிரம்மன் தான் அப்படின்னு சொன்னா ஏதோ மனதிலே வர்ற மாதிரி அதனால அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக மந்தபுத்தி பிரதி பிபாத இசையா அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக திருப்பி என்ன பண்றது ஆத்மனோ திருப்தியா ஆத்மனோ ஜாதி வைக்கிறது ஜீவாதினா ஜீவாதி அந்த ஆத்மா தான் அந்த அந்த பரமாத்மாவிலேருந்து உண்டாகி இருந்திருக்கு அப்படின்னு உற்பத்தி சொல்லி கொடுக்குறான் அப்படி சொல்லக்கூடிய உற்பத்திக்கு இதுதான் அதிர்ஷ்டாந்தம் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் சதா ஜாதையை பதஞ்சமானாயாம் ஜீவாத்மாக்களுக்கு இந்த மாதிரி உற்பத்தி செஞ்சு சொல்லி கொடுத்துருக்காரு அதுக்கு ஏகது நிதர்சனம் திருஷ்டாந்தகா எதோதிக ஆதாரத்தோடு ஆதாரத்தோடு உதிகளாங்கிறது அந்த அங்கத்துல திருஷ்டாந்தமா இருக்கிறாங்க வித்தியாதி உற்பத்தி இதே திருஷ்டாந்தம் பிரளயத்துக்கும் சமாதி கடாதிக்கும் பிரவீணேஷு கடாகாஷாதயோ யகா संप्रलीयते तद्वज्जीवा इतिहात्मनि ஜடம் உண்டாக்கி ஜடாகாசம் வந்துருக்கும் இது தெரியும் ஒரு ஜடாகாசம் ஜடத்துக்குள்ளே இருக்கு மகாகாசம் வெளியிலே ஜடத்துக்குள்ளே இருக்கு அப்படியே இருக்கு ஆனால் எப்ப இந்த ஜடமானது லயத்தை அடைஞ்சிடுமோ அப்ப அந்த ஜடாகாசம் எங்க போகும் எங்கேயும் வந்தா இங்கே போச்சுன்னு சொல்ல முடியும் எங்கேயும் வந்து மகாகாசத்திலேருந்து வந்ததா மகாகாசத்தில் இதே லயமாயிடுச்சு அப்புறம் இதே கதைதான் இல்லை பரமாத்மாவிலேருந்து திருப்பி வந்ததா இருக்க வேண்டிய அளவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த உபாதி நஷ்டமாயிடுச்சுன்னு சொன்னா திருப்பி எங்க போய் சேர்ந்தது எங்கேன்னு வருதோ அங்கே ஆகாசே சம்பிரதியந்தே பகவத் ஜீவாக இக ஆத்மனி அந்த பரமாத்மாவிலே லயத்தை வருகிறார் யதா அதுவா நீங்க ஒரு ஆட்டா என்னன்னு சொன்னார் அப்படின்னா அப்படிங்கிறதுனாலயே இப்படி இருக்கணும் கடாகாசம் மகாகாசம் கடாகாசம் மாத்திரம் இல்லை ஆகாசம் முதல்ல சொல்றதுக்கு எப்படி நமக்கு லாயக்கா சரியான இருக்காங்க கடாகாசம் மகாகாசம் புதியாகாசம் கடகாகாசம் இப்படி ஆகாசத்தை நிறைய எடுத்துக்கலாமா ஆதிபத்தியத்தினால यथा घटाद्युत्पत्त्या घटाकाशादि उत्पत्ति यथा च घटादि प्रलयेन घटाकाशादि प्रलयः इदं दृष्टान्तफलं किल तद्वत् देहादिसङ्घात उत्पत्त्या जीवोत्पत्तिः देहादिसङ्घातनं சொல்றது அது மூல தேகத்தை தான் நாம பார்க்க முடியாதுங்கிறதுனால அதனுடைய உற்பத்தி வழிதான் ஜென்மான்னு சொல்லுன்னு இருக்கோம் சூப்ப தேகத்தை பற்றி நமக்கு அப்படி ஒன்றும் தெரியாது ஆகர் தேஹாகே สงहाதุตபயா வீரோஸ்ததிதி தத்வலயேன அபிநேசே விநாசிததரியம்போதி வீவாணம் இஹ ஆத்மாயத் கராயா இந்த உபாகய உருது தண்யா பாதா இந்த உபத்தியுமே இல்லை என்றாலயே ஆகாகம் கரண்ட இருக்கு தெரிஞ்ச அந்த वेदाநாத க님의 பாதத்தை वेदाநாதம்னே அடா ஆனது வேறு ஆகாகம் இது ஆகாகமே ஏதோ உதாரண உண்டாகவே இல்லையா ரெண்டாக்கும் இல்லை அப்புறம் போய் ஒன்னாச்சுங்கிறது இல்லை ரெண்டுமே இல்லைங்கிறது அதைதான் போதகா வித்தியாசமா